வணக்கம் தமிழ் விக்கிபீடியாவில் ஒரு படம் எப்படி சேர்க்குறதுங்க பார்க்கலாம் ஒரு படத்தை சேர்க்க நினைக்கும் முன்னாடி அந்த படம் ஏற்கனவே விக்கிபீடியா திட்டங்களில் இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம் எடுத்துக்காட்டுக்கு நம்ம மணல் தொட்டியில் ஒரு படத்தை சேர்த்து பயிற்சி செய்து பார்க்கலாம் இந்த கட்டுரை தென் சென்னையை பற்றி இருக்குது அப்போ தென் சென்னை தொடர்பான ஒரு படம் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் படத்தை சேர்க்கறதுக்கு செருகு அப்படிங்கிற இந்த இணைப்புக்கு போங்க ஊடகம் அப்படிங்கிறத அழுத்துங்க இங்கே சவுத் சென்னை தேடுங்க பெரும்பாலான படங்கள் ஆங்கிலத்தில் தான் தலைப்பிடப்பட்டிருக்கும் அதனால் முதல்ல ஆங்கிலத்தில் தேடுங்க கிடைக்காத போது தமிழில் தேடி பாருங்கள் தமிழில் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சவுத் சென்னை காட்சி ஒன்றை நான் சேர்க்குறேன் இதில் நுழை யூஸ் திஸ் இமேஜ் அப்படின்னு இருக்குது இதை நான் சேர்க்குறேன் இதில் வந்து தென் சென்னை இது என்ன அப்படின்னு விளக்கணும் தென் சென்னை வான் காட்சி அப்படின்னு கொடுக்குறேன் அதே இதை வந்து நீங்கள் இங்கே ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கலாம் நுழை அப்படின்னு சொன்னால் படம் வந்து இங்கே சேர்ந்துருச்சு இப்போது இந்த படத்தில் வந்து நீங்கள் சில விஷயங்கள் மாற்றணும் அப்படின்னா இது மாதிரி அழுத்தி தொகு அப்படிங்கிறதுக்கு போங்க இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அதில் போயிட்டு படத்தை நீங்கள் இடதுபுறம் நகர்த்தணுமா நடுவில் வைக்கணுமா தம்னெயிலாக என்ன அளவு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிக்கலாம் பெரும்பாலும் நீங்கள் இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸை தொழுவதற்கான தேவை இருக்காது விக்கிபீடியாவில் பெரும்பாலும் வலது புறம் தான் படம் இருக்கும் அது வந்து எழுத்துக்களுக்கு இடையில் வர்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ஜென்ரல் செட்டிங்ஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு இணைப்பு தர நினைக்கிறீங்க அப்படிங்கன்னா அதுக்கான கருவிகள்லாம் உங்களுக்கு இங்கே இருக்குது மாற்றங்களே இது சரி இப்போது நான் தேடின ஒரு படம் வந்து எனக்கு கிடைக்கல அல்லது எப்படி தேடுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஆங்கில விக்கிபீடியாவுக்கு செல்லுங்கள் இப்போ நான் ஆங்கில விக்கிபீடியாவுக்கு சென்று சென்னை அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கேன் இதில் ஏதாச்சும் ஒரு படத்தை நான் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இப்போது சென்னை டைடல் பார்க் வந்து தென் சென்னையில் இருக்குன்னு வச்சுக்கலாம் சரி இது சென்னையோட மாண்டேஜ் படமாகவே கொடுத்துருக்காங்க இப்போ இந்த படம் இந்த குறிப்பிட்ட படம் வந்து எனக்கு தமிழ் விக்கிபீடியாவில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படத்துடைய பெயரையே நீங்கள் படி எடுத்துக்கோங்க அப்போ தமிழ் விக்கிபீடியாவில் வந்துட்டு வெறுமனே நீங்கள் வந்து தேடாமல் இந்த படிமத்துடைய பெயரே கொடுக்கணும் இப்போ நான் வந்து இங்கே சொடுக்கியிருக்கேன் ஏன்னா இந்த முதல்ல படம் வரணும் அப்படின்னா எந்த இடத்துல படம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்சரை கொண்டு போய் வச்சுட்டு எடுத்துக்கணும் இப்போ நான் ஊடகம் தேர்ந்தெடுத்து இதில் அந்த நான் காப்பி பண்ண குறிப்பிட்ட படத்தோட பெயரை மட்டும் கொடுப்பேன் இப்போ நமக்கு அதே படம் கிடைச்சிருச்சு இதை நான் நுழைக்க முடியும் சரிங்களா இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் ஆங்கில விக்கிபீடியாவில் காப்பி பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட படிவம் விக்கிமீடியா காமன்ஸ் அப்படிங்கிற தளத்துலேருந்து வருது அப்படிங்கிற குறிப்பிருக்கணும் அந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் தமிழ் விக்கிபீடியாவில் தெரியும் இது என்ன விக்கிமீடியா காமன்ஸ் அப்படின்னா தம் விக்கிமீடியா திட்டங்கள் வந்து உலகின் பல மொழிகளில் பல்வேறு திட்டங்கள் இருக்குது இந்த அனைத்து திட்டங்கள்லையும் உங்கள் படம் தெரியணும் அப்படின்னா அந்த படங்களை வந்து நீங்கள் விக்கிமீடியா காமெண்ட்ஸில் தான் பதிவேற்று வைக்கணும் ஆக தமிழ் விக்கிபீடியாவில் தேடியும் சரியான படம் கிடைக்கல ஆங்கில விக்கிபீடியாலையும் பொருத்தமான படங்கள் இல்லை என்றால் நீங்கள் விக்கிமீடியா காமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு தேடலாம் இப்போ நான் ஒரு அடையாறு அதை பற்றின ஒரு படம் தேவை அப்படின்னா நான் இப்போ அடையாறுன்னு தேடுறேன் இப்போ அடையாருக்குன்னு ஒரு பகுப்பே இருக்குது இதில் இப்போ எனக்கு தேவையானது அடையாறு ஆற்றை பற்றின படங்கள் அப்படின்னா நான் இதை சொடுக்கிறேன் இதில் அடையாறு ஆற்றுக்கான ஒரு காட்சி இருக்கிறது இப்போ நான் அந்த படத்தை தேர்ந்தெடுக்கிறேன் இந்த படத்துடைய பெயரை நான் காப்பி செம்பன் மீண்டும் தமிழ் விக்கிபீடியாவுக்கு போகிறேன் சிறுகு ஊடகம் இந்த குறிப்பிட்ட படத்தை நான் சேர்க்குறேன் அதை தேர்ந்தெடுத்துக்கலாம் சரிங்களா விக்கிபீடியாவில் ஒரு படம் மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட படங்களை ஒரு காட்சியகம் போல் சேர்க்கலாம் அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் செருகு கேலரி இதில் வந்து நம்ம சென்னை அப்படிங்கிற குறிச்சல் கொண்டு படங்களை தேடுவோம் இதில் இந்த படத்தை தேர்ந்தெடுப்போம் இன்னொரு படம் சேர்க்குறக்கு இன்னொரு ஆட் நியூ இமேஜ் இப்போ இந்த மூன்றையும் கொண்டு நம்ம ஒரு கேலரி உருவாக்கலாம் இதுபோல் தமிழ் விக்கிபீடியாவில் நீங்கள் படங்களை சேர்க்கணும்னு நினைக்கும் போது ஒரு கட்டுரைக்கு பொருத்தமான படங்கள் ஏற்கனவே விக்கிமீடியா திட்டங்கள் இருக்கான்னு பார்த்து அதை பயன்படுத்துங்க தமிழ் விக்கிபீடியா வந்து ஒரு படக்காட்சியகம் கிடையாது அதனால் ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு படம் போதுமென்றால் அந்த ஒரு படம் மட்டும் பயன்படுத்துங்க ஒன்றுக்கு மேற்பட்ட படங்களை வந்து பயன்படுத்த வேண்டாம் நன்றி